வணக்கம் இப்போ நாம குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் டென் மேலே ஆகுது ஸோ இப்போதைக்கு நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிட்டு buy at five eight five zero அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகிருக்கிறது வந்து ஃபைவ் எயிட் ஃபிஃப்டியில் ஜெனரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து மினிமம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து five eight sixty five so five eight ஃபிஃப்டியில் வந்திருக்க அந்த buy call five eight sixty five reach out ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் வித் கேண்டில் கலரோட ஸோ எனி ஒன் யாருனாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டை வந்து கேண்டில்னுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்ததில் வர entry points and target stop loss use பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும் இது நம்ம எவ்ரிடே ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங் ஃபைவ் பிஎம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த டயத்தில் தான் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் க்ரூடாக இல்லை எப்பயுமே வந்து ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அதில் வர கால் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு ஈவினிங்கில் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் அதே இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் இருக்கும் அடுத்த ட்ரெண்டு ஃபுல்லாகவே வந்து சேம் கலர் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே ஓகே க்ரீன் கலர் கேண்டில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட் வந்து இன்னும் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்திருக்கு ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆகி த்ரீ மினிட்ஸ்லேயே மார்க்கெட் ரைஸ் ஆச்சு பட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி ஒனுக்கு தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபைவ் எயிட் ஃபிஃப்டியில் வந்தது நல்லா five eight sixty five range வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் அது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்குது டவுன் சைடு இறங்க ஆரம்பிக்குன்றவங்க இல்லை நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேண்டில் நமக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு sell at five eight forty nine அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி நைனில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி நைனில் செல் பண்ணலான்னு வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் மினிமம் எதிர்பார்த்தா எவ்வளோ எதிர்பார்க்கலான் இருக்குது ஃபைவ் எயிட் தேர்ட்டி ஃபோர்னு வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு இந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது வந்து ரொம்ப நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங் டைம் தான் ஸோ ஈவினிங் டைமிங்கில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்குன்றதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் நமக்கு பைக்கால் கூட பார்ப்போம் ஒரு ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் வந்துச்சு அந்த பைக்கால் தான் நம்ம ஓப்பனிங்கில் பார்த்தது அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒரு ஆஃப்டர்நூனே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஃபைவ் எயிட் எயிட்டி த்ரீல ஒரு டூ ஃபார்ட்டிக்கு வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்டக்க அந்த செல்லிங் ரேஞ்ச் கிட்டே ரவுண்ட் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சது ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் தான் ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் அது அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைமிங் அந்த டைமிங்கில் வந்து வந்துச்சு ஒரு ஒன் டுவெண்ட்டி செவன் அந்த டைமிங்கில் வந்துச்சு ஃபைவ் எயிட் எயிட்டியில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும் பெரிய மூமெண்ட் இருக்காது அப்போ கிடைக்கிற கால்ஸ் வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது பட் ஆனால் அந்த ஈவினிங் டைமிங்கில் கிடைக்கிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எவ்ரிடே வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து வைக்க போகிறோம் அதே மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஆல்ரெடி ஒரு பை கால் பார்த்துட்டோம் இப்போதைக்கு வந்து செல் கால் வந்திருக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி த்ரீ ஆகுது நமக்கு செல் கார்ட் ஜென்ரேட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கார் கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கிட்டக்க வந்து வந்திருக்கு ஸோ ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி நைனில் வந்தது இப்போ five eight thirty four range வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ரொம்ப ஸ்லோவாயிருச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவானதுனால அந்த செல்லிங் ரேஞ்சிலே ஒரு டென் பாயிண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு கால் ஜென்ரேட் ரேட்டான ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி டூக்கு வந்துச்சு ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி நைனில் மேலே ஒரு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 ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ